ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து இந்தியன் காயின்ஸை பார்த்துருப்போம் ஆனால் அது எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றது தெரியுமா வாங்க இப்போ போய் பார்க்கலாம் காயின் மேலே டாட் மாதிரி சிம்பிள் இருந்தால் அது நொய்டாவில் தயாரித்தாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி ஸ்டார் மாதிரி சிம்பிள் இருந்தால் ஹைதராபாத்தில் தயாரித்தாங்கன்ற அர்த்தம் பி அண்ட் எம் லெட்டர் இல்லைனா டைமண்ட் மாதிரி ஷேப் இருந்தால் அது மும்பாயில் தயாரித்தாங்கன்னு அர்த்தம் காயின் மேலே எந்த ஒரு லெட்டரும் இல்லை சிம்பிள் இல்லாமல் இருந்தால் அது கோல்கத்தாவில் தயாரித்தாங்கன்னு அர்த்தம் இப்போ உங்கள் பாக்கெட்டில் இருந்து காயின் எடுத்து அதுக்கு மேலே என்ன சிம்பிள் இருக்கோ பார்த்து காமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம கண்ணு வந்து பத்து மில்லியன் கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுமா அதே மாதிரி நம்ம கண்ணோட வெயிட் வந்து எட்டு கிராம்ஸ் இருக்கும் அதே மாதிரி நம்ம கண்ணோட மெகா பிக்சல் எவ்வளோ தெரியுமா five hundred and seventy six நம்ம ஏதாவது ஆச்சரியப்படுற விஷயம் இல்லைன்னா ஷாக்கிங்கான விஷயம் பார்க்கும்போது நம்ம கண்ணு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாருக்குமே கோல்ஃப் கேம் பற்றி தெரியும் இது அந்த கோல்ஃபோட பால் இந்த பால் நல்லா பாருங்க இந்த பால் மேலே டிம்பிள்ஸ் மாதிரி இருக்கிற இந்த சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் இந்த பால் ஃபுல்ல எத்தனை இருக்கும் தெரியுமா three hundred thirty six hi உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாருமே பிளாக் மாம்பா பாம்பை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆக்சுவலாக இந்த பாம்பு வந்து பிளாக் கலரில் இருக்காது இதோட வாய் மட்டும்தான் பிளாக் கலரில் இருக்கும் அதனால தான் இந்த பாம்புக்கு பிளாக் மாம்பான்னு பேர் வச்சாங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாருமே ஒயிட் கலரில் முட்டை காஃபி கலரில் முட்டை பிளாக் கலரில் முட்டை ப்ளூ கலரில் கூட முட்டை பார்த்துருப்போம் ஆனால் சவுத் அமெரிக்காவுக்கு சேர்ந்த ஒரு பறவை மட்டும் விதவிதமான கலர்ஸில் முட்டை வைக்குமா அந்த பறவை நேம் என்னன்னு தெரியுமா அதான் ஈஸ்டர் போர்ட் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா இந்த காலத்துல நம்ம எந்த தெருவுக்கு போனாலுமே அங்க எலக்ட்ரிக் ஸ்ட்ரீட் லைட் கண்டிப்பா இருக்கும் ஆசியா கண்ட்ரிஸ்லயே first time electric street light எந்த இடத்துல வச்சாங்களோ தெரியுமா நம்ம இந்தியாவில் தான் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் கர்நாடகா ஸ்டேட்டுக்கு சேர்ந்த பெங்களூரில் தான் ஃபிஃப்த் ஆகஸ்ட் நைன்டீன் ஹண்ட்ரட் ஃபைவ்ல first time electrical street light start பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாருமே வானத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஒயிட் டாட் சுற்றிட்டே இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து என்னென்னு தெரியுமா இதான் நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸ் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா காமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட உடம்புல ஏ பி ஏபி ஓ இந்த மாதிரியான பிளட் குரூப்ஸ் இருக்கும் ஆனால் அடிஷ்னலாக இன்னும் ஒரு ஸ்பெஷல் பிளட் குரூப் இருக்கு அதுதான் ஆர்ஹெச்னல் த கோல்டன் பிளட் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் பிளட் பேங்க் ஆரம்பிச்சது நைன்டீன் தேர்ட்டி செவனில் தான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாருமே காக்ரோச் பார்த்துருப்போம் காக்ரோச் ஃபுட் இல்லாமலே ஒரு மந்த் வரைக்கும் இருக்க முடியுமா அதே மாதிரி தண்ணி இல்லாமலே டூ வீக்ஸ் வரைக்கும் இருக்க முடியுமா அதே மாதிரி தலை இல்லாமலே ஒரு வீக் வரைக்கும் இருக்க முடியுமா காக்ரோச்சுக்கு பீர்னா ரொம்ப பிடிக்குமா சில ஃபிமேல் காக்ரோச்சஸ் ஒரு மேல் காக்ரோச்சோட ஒரு வாட்டி கரண்ட் ஆனாலே வாழ்க்கை பூரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியுமா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா ஒரு வாட்டி இந்த ஃப்ளவர்ஸை நல்லா பாருங்க இது பார்க்கறதுக்கு நார்மல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் இதுக்கு மேலே தண்ணி பட்ட உடனே இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளவர் மாதிரி மாறிடும் இதோட ஃப்ளவர் நேம் தான் ஸ்கெல்டன் ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸ் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா பிளாஸ்டிக் பேப்பராக இருக்கட்டும் பிளாஸ்டிக் கப்பாக இருக்கட்டும் அதுக்கு மேலே ஏதாவது சொட சொட வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு கேன்சர் வர்றதுக்கு ஃபிஃப்டி டூ பர்சன்ட் சான்ஸ் இருக்குமா ஸோ ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாருக்குமே ஜீன்ஸ் பேண்ட்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட two thousand nine hundred cans water தேவைப்படுமா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா இந்த உலகத்துல ரொம்ப காஸ்ட்லியான பாய்சன் என்னன்னு தெரியுமா ஸ்கார்பியன் வெனம் ஒரு காலன் அப்படின்னா three point seven four litre poison வந்து த்ரீ ஹண்ட்ரட் கோர்ஸ் இருக்குமா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா கொக்கோ கோலா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி இது வந்து ஒரு கூல் ட்ரிங்க் ஆனா சில வருஷங்கள் முன்னாடி ஸ்டார்டிங்ல இந்த கொக்கோ கோலா ட்ரிங்க்கு தான் நம்ம தலைவலிக்கு டானிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கொக்கோ கோலா பிடிக்குமா காமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாருமே சொடக்க போடும்போது ஒரு விதமான டப் டப் அந்த சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா நம்ம ஃபிங்கர்ஸில் நைட்ரஜன் கேஸ் பபுள்ஸ் இருக்கும் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பபுள்ஸ் உடையும் அதனால தான் நமக்கு இந்த மாதிரியான சவுண்டு கேட்குது